सच्चिदानंद रूपाय विश्वोत्पत्त्यादि हेतवे तापत्रय विनाशाय श्री कृष्णाय वयं नमः वागीशा यस्य वदने च वक्षसि यस्ते हृदय संवित तं नृसिंहम् अहम भजे जन्माद्यस्य यतोऽन्वयाद् इतरतश्चार्थेष्वभिज्ञस्वराटितेने आदि कव मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृतां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यम परम धीमहि अथ सप्तमोध्याय श्रीशुक उवाच एवं ब्रुवाणं मैत्रेयं द्वैपायनसुतो बुधः प्रीणयन्निव भारत्या विदुरः प्रत्यभाषत विदुर उवाच ब्रह्मन् कथं भगवतश्चिन्मात्रस्य अविकारिणः लीलया चापि युज्येरन् निर्गुणस्य गुणाः क्रियाः क्रीडायाम् उद्यमो अर्भस्य कामश्चिक्रीडिषा अन्यतः स्वतस्तृप्तस्य च कथं निवृत्तस्य सदा अन्यतः மைத்ரேயர் ஒரு சின்ன ரீகேப் மாதிரி கொடுத்த உடனே அதுல வந்து தேவர்கள் எல்லாரும் பகவான்கிட்ட கேட்டுக்கிறா எங்களை நீங்க சிருஷ்டி பண்ணிட்டே ஆனா ஒவ்வொருத்தரும் நாங்க வந்து தனித்தனியா இருக்கோம் எங்களுடைய காரியத்தை செய்யறதுக்கு எங்களுக்கு ஒரு ஒரு இம்பட்டஸ் வேணும் அதாவது அதுக்கு உண்டான ஞானம் இல்லை அப்படிங்கிறா அந்த ஞானத்தையும் நீங்களே கொடுக்கணும் சிருஷ்டி பண்ணவரே நீங்க தான் அதனால நீங்களே தான் அந்த ஞானத்தை கொடுக்கணும்னு சொல்லி பகவான்கிட்ட கேட்கும் பொழுது பகவான் வந்து அவர்களுக்குள்ள புகுந்து ஒரு சிருஷ்டி கிரமம்ங்கிறது ஏற்பட்டது போன அத்தியாயத்துல எப்படி மாயை பிரகிருத்தியிலிருந்து மகத்தத்துவம் வந்து மகத்தத்துவத்திலேருந்து அகங்காரங்கள் வந்து இப்படி சிருஷ்டி கிரமம்ங்கிறது ஏற்பட்டதுன்னு சொன்னார் இவ்வாறு மைத்ரேயர் சொன்ன பொழுது விதுரர் வந்து பதில் கேட்கிறார் எல்லாம் ரைட்டு ஆனா பகவான வந்து நிர்குணகா நிஷ்கிரியகான்னு சொல்லிட்டும் அவருக்கு வந்து லீலையா ஒரு ஒரு குணாக இருக்கு கிரியை இருக்கு அப்படிங்கிறது விளையாட்டா இருந்த பொழுதிலும் எப்படி ஒட்டி வரும்னு கேக்குறார் லீலையா அபி கதம் ரன்னு விளையாட்டுன்னு சொன்னா கூட நிர்குணமா இருக்கிறவர் குணங்களோட இருக்கார் கிரியைய இல்லாதவர் கிரியையோட இருக்கார் இப்போ ஒரு குழந்தையினுடைய எக்ஸாம்பிள் எடுத்து கேட்கிறார் விதுரர் ஒரு குழந்தை விளையாடணும்னு ஆசைப்படுறதுன்னு எதர் தனக்கா ஸ்வதா அதுக்கு ஒரு ஆசை இருக்கணும் அல்லது இன்னொருத்தர் ஒரு ப்ராம்ப்ட் பண்ணி இன்னொரு குழந்தை விளையாடுறத பார்த்துட்டு இதுக்கு ஆசை வரணும் அல்லது அந்த குழந்தை வந்து நீனும் விளையாடுறியா என்னோட அப்படின்னு ஒரு இன்ஸ்பயர் பண்ணிட்டுன்னா அந்த ஒரு குழந்தை விளையாட ஆரம்பிக்கும் இங்க பகவானுக்கு லீலைக்கு கிரீடைக்கு என்ன ஒரு ஒரு எந்த ஒரு ரீசனுமே இல்லாத மாதிரி இருக்கே ஸ்வதா திருப்தசிய அவருக்கு வந்து திருப்தனாக நித்திய திருப்தக அப்படி இருக்கிறதுனால அவருக்கு வந்து ஸ்வதகா தானாகவே ஒரு சிக் கிரீடிஷா கிரீடித்தும் இச்சா விளையாடுவதற்கு ஒரு ஆசைங்கிறது பகவானுக்கு வரப்போறது இல்லையோ இல்லையோ நிவிருத்தசிய எப்பொழுதுமே அவருக்கு வந்து ஒரு அட்டாச்மெண்ட்டே கிடையாது எதுலயுமே ஒரு ராகத்வேஷங்கள் கிடையாதுங்கும் பொழுது எனக்கு பிடிச்ச ஃப்ரெண்டு என்ன விளையாட சொல்றான் அதனால நான் விளையாடுறேன்னு சொல்ற ரீசனும் சரி கிடையாது இப்ப எப்படி இது ஒட்டி வர்றது பகவானுக்குன்னுட்டு ஒரு கேள்வி இதுக்கு பதில் என்ன எத்தனை விதமான எப்படி பண்ணாலும் விதுரர் கேட்டுண்டே வர்ற கேள்விகளை ஆனா இதுக்கு எல்லாம் ஒரே பதில் ஒரே லைன் மாயா அது விளையாடினார் போல் இருக்கிறது அவ்வளவுதான் எதுவுமே அங்க வந்து உண்மை இல்லை அது எல்லாமே இல்லியூசரின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு ஒரு பிரமம் தான் அந்த இடத்துல அப்படின்னு புரிஞ்சுக்க போறோம் எப்படி சொப்னம் காண்ற வரைக்கும் நமக்கு வந்து சொப்னம் உண்மைன்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கோமோ அது போல அப்படின்னு சொல்லி பதில் சொல்ல போறார் சோ அதுக்கு முன்னாடி விதுரருக்கு இன்னும் சில கேள்விகள் இருக்கு அஸ்ராக்ஷித் பகவான் விஸ்வம் குணமையா ஆத்மமாயையா தயா சம்ஸ்தாபயதி ஏதது பூயா பிரத்யபிதாசியதி இந்த பகவான் வந்து இது எல்லாத்தையும் வந்து சிருஷ்டிக்கிறாருங்கிறார் குணமையா ஆத்மமாயையா தன்னுடைய மாயைங்கிறோம் அவர் அந்த மாயையை வெடிச்சுட்டு இருக்கார் அந்த மாயையோ மூன்று குணங்களை கொண்டது அதை வச்சுட்டு பகவான் விஸ்வம் அஸ்ராட்சித்து இந்த உலகத்தை சிருஷ்டி செய்தாருங்கிறோம் அந்த தயா அந்த மாயையினாலதான் அவர் வந்து சம்ஸ்தாபயத்தி இந்த உலகத்தை சிருஷ்டி தான் சிருஷ்டி பண்ண இந்த உலகத்தை வந்து சம்ஸ்தாபயத்தி அத அதனுடைய ஸ்திதி காரணமாகவும் இருக்கார் அதை காப்பாத்துறார் பரிபாலயத்தி மேலும் பூயகா அதை வந்து பிரத்யபிதாசியதி இந்த வெர்பு நீங்க தேடினேன்னா கஷ்டம் கிடைக்காது பிரத்யபிதாசியதிங்கிறச்சு பிராத்திலோம்யேன திரோஹிதம் கரோத்திங்கிறார் எப்படி அது ஒர்க் ஆகுதுன்னு நானும் அப்படியே போட்டு பார்த்தேன் அந்த கிராமட்டிக்லி எனக்கு வந்து அது புலப்படலை ஏதாவது இருந்ததுன்னா அப்புறம் சொல்லுங்க எனக்கு சோ பிரத்யபிதாசியதிங்கிறச்சு பிராத்திலோமியன திரோஹிதம் கரிஷ்யத்திங்கிறார் பிராத்திலோமியம் என்னன்னா ரிவர்ஸ் ஆக்ஷன்ல எதெல்லாம் ஒன்னொன்னா இப்ப மகத்துல இருந்து அகங்காரம் வந்து அகங்காரத்துல இருந்து பஞ்ச தத்துவங்கள் தத்துவங்கள்ல இருந்து மகாபூதம் மகாபூதத்துல இருந்து சிருஷ்டி ஜீவராசிகள் இப்படின்னு வரும்பொழுது ஒவ்வொன்னுத்தையும் ஒவ்வொன்னுத்துக்குள்ள அதனுடைய காரணத்துல அடக்கிறதுங்கிறது தான் பிரத்யபிதானம் பிராத்திலோமியன ரிவர்ஸ் ஆர்டர்ல திரோஹிதம் கரிஷ்யத்தை அதை கொண்டு வந்து லயம் பண்றதுங்கிறது தான் இதை எப்படி பண்றாருன்னு கேக்குறாரு ஏன் அது நிஷ்கிரியமாக இருக்கக்கூடிய பகவான் நிர்குணமாக இருக்கக்கூடிய பகவான் மா குணங்களுடன் கூடின மாயையோட சம்பந்தப்பட்டு அவர் தான் சிருஷ்டி செய்யறாருங்கிறள் அவர் தான் இப்ப இதை பரிபாலனம் பண்றாருங்கிற அப்படின்னா அவர் வந்து ஒரு கிரியைக்கு உட்பட்டவராக ஆயிடுறாரோ இல்லையோ அதுக்காக இங்கே கேட்கிறார் சோ பகவான் இப்ப யதோக்தம் ஸ்மரன்னு விஸ்வசிருஜாம் ஈஷோ விஜாபித்தம் அதோக்ஷஜே இந்த லைன் வந்து அதோக்ஷஜகான் இருக்கணும் இது ஆறாவது சாப்டர்ல இருக்கு முந்தின சாப்டர்ல இது இருக்கு அதுல வந்து சொல்றாரு எப்படி விராட் ஸ்வரூபத்தை முதல்ல சிருஷ்டி பண்றார் விஸ்வ சிருஜாம் ஈஷா இந்த உலகத்தை சிருஷ்டி செய்யக்கூடிய அந்த தேவர்கள் எல்லாரும் வந்து கட்ட பொழுது விஜாபிதம் அவர்கள்லாம் கேட்டா அப்போ அதோக்ஷஜக பகவான் விராஜம் அதபது ஸ்வேன தேஜசா தன்னுடைய ஒரு தேஜஸ்னால அவர் விராட் ஸ்வரூபத்தை சிருஷ்டி செய்தாரோ இல்லையோ with view to create this entire world அதுக்குதானே அந்த விராட் ஸ்வரூபத்தை அவர் முதல்ல சிருஷ்டி செய்தார் சோ பகவான் இத்தியாதினா அவித்யா உபாதேகே ஜீவசிய போகார்த்தம் ஈஸ்வரகா சிருஷ்டியாதி கரோதி இது ததப்பி ஆக்ஷேபித்தும் ஆக்ஷேப்தும் அனுவததி முதல்ல நிஷ்கிரியனாக இருக்கக்கூடிய நிர்குணமாக இருக்கக்கூடிய பகவான் அவனுக்கு ஒரு குணங்களை போட் கொடுக்கறோம் ஒரு கிரியையை கொடுக்கறோங்கும் பொழுது அது மாத்திரம் இல்ல எந்த அளவுக்கு எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு நம்ம அவரை வந்து ஒரு அவர் வேலை எத்தனையோ ஆரோப்பம் பண்ணி சூப்பர் இம்போஸ் பண்ணி நம்ம பாக்குறோம்னா ஜீவன் ஒருத்தன் அந்த ஜீவனுடைய போகத்துக்காக ஒரு ஒரு செட் ஆஃப் என்விரான்மெண்ட் வேற கிரியேட் பண்றாரோ அவித்யாக்கு உபாதி அவித்யாங்கிற ஒரு உபாதியை வைத்துக் கொண்டிருக்கும் ஜீவன் பகவானுக்கு ஈஸ்வரனுக்கு வந்து மாயாங்கிறது உபாதி ஜீவனுக்கு அவித்யாங்கிறது உபாதி கிளியர் டிஃபரன்ஸ் அங்க மாயாங்கிறது மூல அவித்யா மூல அவித்யாங்கிறோம் வெறும்னா அவித்யான்னு சொல்ற இடங்கள்ல அத வந்து ஜீவனுடைய தூல அவித்யா அதாவது குறைச்சலாக அவனுடைய ஒரு ஒரு சர்க்கிள்ல இருக்கக்கூடிய அந்த அவித்யா அவன அவனுடைய கண்ணை மூடுகின்றது மோகிக்க கூடியது அவித்யா இப்போ அவித்யா உபாதேகே அவித்யை உபாதியாக வைத்துக் கொண்டிருக்கும் ஜீவன் அவனுடைய போகத்திற்காக அவன் அனுபவிக்கிறதுக்காக ஈஸ்வரன் சிருஷ்டி முதலியவைகளை செய்கிறார் அது எப்படி ஒட்டி வருது சிருஷ்டினாலே செய்யறதுனாலே ஒரு கிரியை வந்துடுறது இல்லையா அதுக்கு இங்க கேட்கிறார் சோ குணமயி ஆத்ம விதுரருக்கு தெரியலன்னு குணமையா ஆத்ம மாயையா பகவான் அஸ்ராட்சித்துன்னு வேற சொல்றாரு விஷயம் தெரியும் அது எப்படி ஒட்டு வருதுன்னு அவருக்கு வந்து he still trying to figure out அப்படிங்கிற தெரு இதெல்லாம் வந்து அவருக்கு தெரியும் ஆனா நம்மளுடைய சிஷ்ய சிக்ஷார்த்தம் இதெல்லாம் நமக்கு புரியணுங்கிறதுக்காக இந்த மாதிரி மேல கேள்வி கேட்டு கேள்வி கேட்டு அது வந்து பதில் சொல்றது இந்த கொஸ்டினிங் ஆட்டிடியூட்ல தான் நமக்கு எப்படி கேள்வி கேட்கலாங்கிறதையும் நமக்கு வந்து சொல்லி தருது அதுக்கு உண்டான பதிலும் நமக்கு வந்து வருது ஆத்மனஹ குணமயி ஆத்மனஹா ஜீவசிய கர்த்திருவ போக்திருத்வாதி மோக உத்பாதிகா யா மாயா தயா சிருஷ்டவான் மாயையை கையில எடுத்துன்னு இருக்கார் அந்த மாயை எப்படி இருக்கு குணமயி மாயா அது இந்த அது அந்த அந்த மாயையினுடைய வேலை என்ன ஜீவனுக்கு நான் கர்த்தா நான் போக்தா அப்படிங்கிற ஒரு ஒரு ஆட்டிடியூட கொடுக்கக்கூடியது அந்த ஒரு மோகத்தை உண்டு பண்றதாக இருக்கக்கூடிய மாயா சோ இங்க குணமையா ஆத்மமாயையா விஸ்வம் அஸ்ராட்சித்துங்கும் பொழுது இட் இஸ் நாட் ஜஸ்ட் மாயையை கையில எடுத்துட்டார் விஸ்வத்தை இங்க சிருஷ்டி பண்றார் அப்போ ஜீவனுக்கும் விஸ்வத்துக்கும் அங்க சம்பந்தமே இல்லையோங்கிற மாதிரி நம்ம வந்து யோசிச்சிடக்கூடாதுங்கிறதுக்கு அதாவது ஸ்ரீதர சுவாமி நமக்கு வந்து அந்த குணமையா ஆத்ம மாயாங்கிறதுக்கு என்ன இதுன்னா ஜீவனுடைய ஒரு போகத்துக்காக இந்த உலகத்தை சிருஷ்டி பண்றார் விஸ்வம் அஸ்ராக்ஷித் சிருஷ்டி செய்தார் பகவான் அப்ப ஜீவனுடைய போகத்திற்குங்கும் பொழுது அந்த ஆத்ம மாயா என்ன பண்றதுன்னா ஜீவனை மோகிக்க வைக்கிறது அவன் என்ன விதத்துல ஒரு மோகத்துல அவன் இருக்கான் the confusion that he undergoes is I am the doer அப்படின்னு அவனுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வருது ஏன்னா ஈஸ்வரனா இருக்கும் பொழுது ஈஸ்வரன் சிருஷ்டிக்கும் பொழுது எல்லளவும் அவருக்கு வந்து அந்த இடத்துல மோகம் கிடையாது அதுதான் ஒரே டிஃபரன்ஸ் மாயாங்கிறதும் அவித்யாங்கிறதும் ஒண்ணுன்னு சொன்னோம்னா ஈஸ்வரனுடைய உண்மையான ஸ்வரூபம் பிரம்மமும் ஜீவனுடைய உண்மையான ஸ்வரூபம் ஆத்மாவும் ஒண்ணுன்னு சொன்னோம்னா அதுல எங்க டிஃபரன்ஸ் வருதுன்னா தி வே ஜீவன் gets diluted by the whole thing whole process versus Eswaran வந்து இது என்னுடைய மாயா இதனால் நான் சிருஷ்டி செய்கிறேன் ஆனா நசலத்தியதே அதனால அவருக்கு வந்து எந்த ஒரு ராகத்வேஷங்கள் அதுல இருந்து வரப்போறது இல்லை நான் ஆஹா பிரமாதமா நான் சிருஷ்டி பண்ணிட்டேனே அப்படின்னு உட்கார்ந்துட்டு தன்னுடைய கைவண்ணத்தை பார்த்து அவர் வந்து அப்ரிஷியேட் பண்ண போறது இல்லை அந்த இடத்துல பகவான் ஆனா நம்ம என்ன பண்றோம் ஒரு சின்ன ஒரு ஒரு ரெண்டு வரி எழுதினா கூட ஆஹா என்னமா எழுதியிருக்கோங்கிறோம் அதுதான் அங்க டிஃபரன்ஸ் அந்த அந்த அகங்காரம் வந்துடுறது அது அவித்தியைக்கும் மாயைக்கும் உண்டான வித்தியாசம் சோ கர்த்திருவம் போக்திருத்துவம் அப்படிங்கிற ஒரு பிரமாத்திருவம் I know this I know அப்படிங்கிற ஒரு ஒரு ஆட்டிடியூடையும் நமக்கு கொடுத்துடுறது அது மாயா அப்படி ஒரு மாயையை கையாண்டு இந்த உலகத்தனை சிருஷ்டி பண்றார் சோ ததுக்தம் பிரதமே பிரதம ஸ்கந்தத்துல சொல்றச்சு ஏயா சம்மோகிதோ ஜீவகா ஆத்மானம் திரிகுணாத்மகம் பரோ பிரதம ஸ்கந்தத்துல இருக்கும்னு நினைக்கிறேன் நான் செக் பண்ணல இந்த ரெஃபரன்ஸ ஏயா சம்மோகிதோ ஜீவகா ஆத்மானம் திரிகுணாத்மகம் பரோபி மனுதே அனர்த்தம் பரஹா அபி ஜீவன் தான் பரன்னு பரனாக இருந்த பொழுதிலும் பரம்னு பரமாத்மா பரமாத்மாவனுடைய ஒரு அம்சபூதம் அல்லது அவனுடைய ஒரு ரிஃப்ளெக்ஷன் பிரதிபிம்ப பூதமாக இருந்தா கூட எப்படி தன்னை நினைச்சுக்கிறான் அனர்த்தம் தற்கிருத்தம் ச அபிபத்தியத்தை அந்த மாயையினுடைய ஒரு எஃபெக்ட்னால அதுல அவன் வந்து வழண்டுன்னு இருக்கான் ஏன்னா தயா மாயையா சம்மோகிதா ஜீவகா மேலும் அத்தகா பகவதா மாயா மாயினாமபி மோகினி பகவானுடைய மாயைங்கிறது மாயி மெஜிஷியன்ஸா இருந்தா கூட மத்தவாள மோகிக்க வைக்கிறவனா இருந்தா கூட அவனுக்கே மாயை மோகிக்க வைக்கிறது அப்படிப்பட்ட மாயா இல்லையா அது அதனால அதை வச்சுண்டு அவர் விஸ்வம் அஸ்ராட்சி இது தயா அந்த மாயையினால் சம்ஸ்தாபயதி பரிபாலயதி இந்த உலகத்தை காப்பாத்துறார் பிரத்யபிதாசியதி மறுபடியும் அதத அதனுடைய காரணத்துல கொண்டு வந்து லயம் பண்ணி இவர் திரோதானம் பண்றார் லயம் சோ அஸ்ராட்சி பகவான் விஸ்வம் குணமையா ஆத்மமாயையா தயா சம்ஸ்தாபயதி ஏதத்து விஸ்வம் பூயகா மறுபடியும் பிரத்யபிதாசியதி அதை வந்து கொண்டு வந்து லயம் பண்றார் தேசத காலத்தா யா அசௌ அவஸ்தாத்தா ஸ்வதா அன் அந்நதா அவிலுப்த அவபோத ஆத்மா சக யுஜ்யேத அஜயா கதம் இப்ப எதுக்கு இந்த மாயையை பத்தி சொன்னார் கேள்வி ரெண்டாவதுல இருக்கு மாயாங்கிறத கையாண்டு உலகத்தை சிருஷ்டி பண்றார் பரிபாலனம் பண்றார் சம்ஹாரம் பண்றார் அதை லயமாக்கிறார் அப்படிங்கும் பொழுது இந்த மாயையினுடைய ஒரு குவாலிட்டிஸ் என்ன பகவானுடைய அதாவது ஆத்மஸ்வரூபத்தினுடைய குவாலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறத விசாரிக்கும் பொழுது இது ரெண்டும் ஒட்டல்லையேங்கிறார் பிரம்மசூத்திர பாஷ்யம் ஆரம்பிக்கிறச்சேயே அத்தியாச பாஷ்யத்துல ஃபர்ஸ்டே உபோத்காத்தமே இதுதான் யுஷ்மதஸ்மத் பிரத்யேக கோச்சரையோகோ விஷய விஷயனோகோ தம பிரகாசவத்து விருத்த ஸ்வபாவையோகோம் தமஸ் இருட்டு பிரகாசம் போல விருத்தமான சுவாவத்தை கொண்ட ரெண்டும் எப்படி சேர்ந்தது அந்த கேள்வி இங்க விதுரருக்கு தேசத்தா காலத்தா இப்ப மாயை எப்படி இருக்குன்னா தேசத்தா விலுப்தம் பரிச்சின்னம் அப்படின்னு ஆத்மா எப்படி இருக்குன்னா தேசத்தா அவிலுப்த அவபோதா ஞானஸ்வரூபம் இப்ப ஆத்மாவை எப்படி சொல்றாருன்னா இங்க அவபோத ஆத்மா சாரி நிமிஷம் ஆத்மாங்கிறது சஹா ஆத்மா ஆத்மாவுக்கு அப்ஜெக்டிவ் இங்க அவபோதா அவபோதக ஞானம் ஞானஸ்வரூபமாக இருக்கக்கூடிய ஆத்மா ஆனா அந்த ஞானம் எப்படி இருக்குன்னா அவிலுத்த ஆத்மா அழிவில்லாமல் இருக்கக்கூடிய ஒரு ஆத்மா ஞானமாக இருக்கு அப்போ இதுக்கு மாறுதலாக இருக்கக்கூடியது அஜா மாயையினுடைய ஞானம்ங்கிறது எப்படி இருக்குன்னா ஏன்னா மாயா மோகிக்க வைக்கிறது அந்த மாயையினுடைய ஒரு எஃபெக்ட்ஸ்னால வரக்கூடிய ஞானங்களை அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா தேசத்தா காலத்தகா அவஸ்தாதா ஸ்வதா அந்நதா இதனால நமக்கு வந்து பிரிவினைகள் இருக்கு it is limited by it our our knowledge of the world is limited by space time form அதுக்கப்புறம் by its on the object itself and then இன்னொரு ஒரு ஆப்ஜெக்ட்ல இருந்து நம்ம வந்து பார்த்து பண்றோம் அதாவது பரிச்சேதம்ங்கிறச்சே லிமிடேஷன்ஸுங்கும் பொழுது ஒரு கட்சி என்னன்னா மூணு இன்னொரு கட்சி அஞ்சு ஃபைவ் டிஃப்ரெண்ட் பஞ்சவிதா பரிச்சேதகாங்களாம் அல்லது திரிவித பரிச்சேதகா திரிவித பரிச்சேதகாங்கும் பொழுது தேசத்தகா காலத்தகா வஸ்து அப்படின்னு மொத்தமா சொல்லிடுவோம் அந்த வஸ்து பரிச்சேதத்தை மூணா பிரிப்பா அதுதான் சஜாத்திய விஜாத்திய ஸ்வகத பேதம் சோ சஜாத்திய விஜாத்திய ஸ்வகத பேதம்ங்கிற வஸ்து பரிச்சேதத்தை மூணா எடுத்துட்டோம்னா தேச பரிச்சேதம் கால பரிச்சேதம்னு அஞ்சு பரிச்சேதம் வந்துடுறது அந்த அஞ்சு விதமான பரிச்சேதத்தை தான் இங்க வந்து சொல்றேன் எப்படி தேசதகா பரிச்சேதகானா என்ன ஒரு புஸ்தகத்தை எடுக்கிறோம் அந்த புஸ்தகம் வந்து இங்க இருக்கக்கூடிய புக்கு அங்க இல்லை இந்த லைப்ரரியில இருக்கு அந்த லைப்ரரியில இல்ல இங்க பப்ளிஷ் ஆயிருக்கு ஆனா இந்தியால பப்ளிஷ் ஆகல இப்படி நம்ம வந்து தேசத்தினால ஒரு ஸ்பேஸ்னால நம்ம கன்ஃபைன் பண்றோம் அந்த புக்கை ஆத்மஸ்வரூபத்தை அந்த மாதிரி ஒரு தேசத்துல கன்ஃபைன் பண்ண முடியாது ஆத்மஸ்வரூபத்தை நம்மளால டினை பண்ண முடியாது ஆனா இல்லைன்னும் இருக்குன்னு நம்மளால வந்து கண்ணால பார்த்து சொல்ல முடியல there is a sensation that we know we exist இல்லையா இதுக்கு வந்து வே வி கேன் கம்பேர் ஆத்மஸ்வரூபத்தை எதை வச்சுட்டு நம்ம சொல்லலாம்னா ஆகாசத்தை வச்சுட்டு சொல்றோம் தேசத்தகா அதுக்கு ஒரு பரிச்சேதம் இல்லை எப்படி இப்போ நம்ம வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஆகாசமும் வெளியில இருக்கக்கூடிய ஆகாசமும் ஒண்ணுதான் ஒன் டிஃபரன்ஸே கிடையாது அங்க என்ன there is a limiting adjunct of this in the four walls இந்த நாலு வால வந்து உடைச்சுட்டோம்னா ரெண்டு ஒண்ணுதானே அதே போலதான் உங்களுக்கு ஆத்மாங்கிறது ஒவ்வொரு ஜீவனத்துலயும் உங்களுக்கு வந்து அந்த ஆத்மாங்கிறது கன்ஃபைன் ஆன மாதிரி இருக்கு இந்த சரீரத்துல அந்த சரீரம்ங்கிறது போயிடுத்துன்னா அது எங்க போய் ஒட்டிக்கிறதா இன்னொரு இடத்துல போய் அந்த ஒட்டுதல் தெரியறதா அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது அந்த இடத்துல so it automatically goes and there is nothing other than that அவ்வளவுதான் அதே போல ஒரு பானைக்குள்ள ஒரு ஆகாசம் இருந்ததுன்னா அந்த பானையை உடைச்சுட்டோம்னா அதுக்குள்ள இருக்கிற ஆகாசமும் அதே போலதான் ஆகிறது ஒரு பானையும் எடுத்துட்டோம்னா அந்த பானையை உடைச்சோம்னா அது மண்ணா போறது இது இந்த மண்ணோட மண்ணாக அது அப்படியே விடுறது உங்களுக்கு சோர்ஸ்ல போய் நின்னுடுறது இதே போல தேசத்தக உங்களுக்கு வந்து ஒரு பரிச்சேதம்ங்கிறது ஆத்மாவுக்கு கிடையாது ஆனா மாயையினால ஏற்பட்ட ஆப்ஜெக்ட்ஸுக்கு இருக்கு காலம் காலத்தாக உங்களுக்கு எப்படி இருக்குன்னா இன்னைக்கு ஒருத்தர் எழுதுற ஒரு புஸ்தகத்தை இன்னைக்கு அது வந்து பப்ளிஷ் ஆகிறது அப்போ that book started existing from this point in time அப்படின்னு சொல்றோம் அது காலத்தை பரிச்சேதா வேற ஆத்மஸ்வரூபத்துக்கு அந்த மாதிரி கிடையாது இந்த சமயத்துல இருந்து இந்த ஆத்மாங்கிறது உற்பத்தி ஆச்சுன்னு நம்மளால சொல்ல முடியல அப்படி ஒத்துன்னு இருக்கோம் அத்வைத வேதாந்தத்துல அதனால காலத பரிச்சேதா நாஸ்தி அது நித்தியம்னு ஒத்துன்னு இருக்கிறதுனால அவஸ்தாத்தா ஸ்வதா அந்நதான் இருக்கு அவஸ்தாங்கரிச்சு இத வந்து சஜாத்திய பேதம்னு சொல்லிக்கலாம் ஸ்வதகாங்கரிச்சு ஸ்வகத பேதம்னு சொல்லலாம் அந்நதகாங்கிறச்சு விஜாத்திய பேதம்னு சொல்லலாம் நான் அந்த மூணு டெக்னிக்கல் டேம் எடுக்கிறதுக்கு பதில அவஸ்தா ஸ்வதா அந்நியதகாங்கிறேன் அவஸ்தானா அது அதனுடைய இருப்பு அது எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு புஸ்தகம்னு எடுத்துட்டோம்னா அந்த புஸ்தகத்தினுடைய ஃபார்ம் எப்படி இருக்குமோ அது கம்ப்யூட்டரோட ஃபார்ம் மாதிரி இருக்காது இட் இஸ் டிஃப்ரெண்ட் ஸோ அந்த மாதிரி ஒரு limitation it is limited by its own form it cannot take on the form of another object அது ஆனா ஆத்மாவுக்கு உங்களுக்கு அந்த மாதிரி it is confined it has this particular form அப்படின்னு நம்ம சொல்லல அதுக்கு என்ன அது ஃபார்ம்லெஸ் தானே அரூபம் தானே அது அதே ஸ்வதா பேதம்னா தன் தன்னுள்ளேயே அதனுடைய ஒரு பேதங்கள் இருக்கு முதல் front cover page is not like the last page cover page is not like the middle pages அப்படி அதுகளுக்குள்ள நிறைய பேதங்கள் இருக்கு ஆத்மாவுக்கு இது இது டாப் போர்ஷன் ஆஃப் தி ஆத்மா இது மிடில் போர்ஷன் ஆஃப் தி ஆத்மா இது வந்து எண்ட் போர்ஷன் கிடையாது நமக்கு அந்நதகாங்கரிச்சு this book is different from another object another book அப்படின்னு எடுத்துக்கலாம் அல்லது அனதர் ஆப்ஜெக்ட் அப்படின்னு நம்மளால வந்து பிரிச்சு காமிக்க முடியறது மாயையினால ஏற்பட்ட இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸை வச்சுட்டு ஆத்மாவுக்கு அப்படி கிடையாது ஏன்னா ஆத்மஸ்வரூபத்தை தவிர வேற ஒரு ஆப்ஜெக்ட் இருந்தாதானே இதை காட்டிலும் வேறுபட்டது இந்த ஆத்மான்னு நான் சொல்ல முடியும் அப்படி ஒரு ஆப்ஜெக்ட் இல்லாததுனால அந்நதா என்னால காமிக்க முடியாது அப்போ ஆத்மஸ்வரூபம்ங்கிறது இப்ப என்ன ஆயிடுறது அவிலுப்த அவபோத ஆத்மா தேசத்தா தேசத்தினாலோ காலத்தினாலோ அவஸ்தா அதனுடைய இருப்புனாலோ அல்லது அதற்குள் இருக்கக்கூடிய பேதங்கள்னாலோ அல்லது வேற ஒரு ஆப்ஜெக்டினால உங்களுக்கு வந்து அவிலுப்த தோக்கடிக்கப்படாத ஒரு ஞானஸ்வரூபமாக இருக்கும் ஆத்மா அந்த ஆத்மா இப்படி ஒரு டெபினிஷன் அதுக்கு கொடுத்துட்டு அந்த ஆத்மா இப்ப எப்படி இருக்கு தத் விலட்சணமாக இருக்கக்கூடிய மாயாஸ்வரூபம் அஜா அதுவும் பிறப்பற்றதுதான் அவித்யா இது வந்து நம்ம ஜீவனுக்குள்ள இருக்கக்கூடிய அவித்யாவை சொல்றோம் ஏன்னா அப்பதான் நமக்கு வந்து டிஃபரன்ஸை காமிக்க முடியும் ஈஸ்வரனுக்கு பரமேஸ்வரனுக்கு இருக்கக்கூடிய மாயையை பத்தி இங்க சொல்லல ஜீவ திருஷ்டியில இருந்து சொல்ற அஜா அஜயா அந்த மாயையோட எப்படி இது கனெக்ட் ஆகும் ஏன்னா மாயை சம்பந்தமாக இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா it is completely different from the definition that I give for ஆத்மஸ்வரூபம் ரைட்டா இப்ப இத வந்து வியாக்கியானத்தை ஜஸ்ட் பார்க்கலாம் பிகாஸ் அவரோட ஸ்ரீதர சுவாமியோட கண்ணோட்டம் சிலதெல்லாம் வந்து அழகா கொடுக்கிறார் அவர் ஏதச்ச ஜீவசிய அவித்யா ஆசிரியத்துவே கடேத நது தத் சம்பவதி ஜீவசிய ஜீவனுடைய அவித்யைக்கு இது ஜீவன் அவித்யான்னு ஒட்டும் பொழுது இது வந்து எப்படி ஒட்டி வருது இது சரியா வரமாட்டேங்கிறது அப்படிங்கிறார் எதுக்காக வரலங்கிறார் யோ அசௌ இந்த ஆத்மாங்கிறது எப்படி இருக்குன்னா தேசாதிபிகி அபிலுப்த அவபோதா ஆத்மா ஜீவா ஏன் பிரம்மஸ்வரூபத்வாத்து இந்த ஆத்மாங் இந்த ஜீவனுடைய உண்மையான ஸ்வரூபம் ஆத்மாங்கும் பொழுது ஆத்மாவும் பிரம்மனும் ஒண்ணுதான் வேறு இல்லை அப்படின்னு தெரியும் பொழுது அந்த பிரம்மஸ்வரூபத்துக்கு உண்டான எல்லா ஆட்ரிபியூட்ஸும் உங்களுக்கு இந்த ஆத்மஸ்வரூபத்துக்கும் உண்டுதானே சகா அப்படிப்பட்ட இந்த ஜீவனுக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபம் இருக்கே அது கதம் அஜயா அவித்யா யுஜ்யேத எப்படி அந்த தேசதகாங்கிறதுக்கு ஒவ்வொன்னா இப்ப சொல்றாரு தேசதகான்னு எடுக்கும் பொழுது தீப பிரபாயாக இவ லோபகா நாஸ்தி சர்வகதத்துவாத்து எல்லா இடத்துலயும் பரவி இருக்கும் காரணத்தினால பகவான் விபு அல்லது ஆத்மா விபுங்கிற காரணத்தினால உங்களுக்கு ஒரு வழக்கினுடைய பிரபா எப்படி ஒரு ஸ்பேஸ் இந்த இடத்துல நான் வந்து வழக்கை ஏத்தி வச்சேன்னா இந்த ரூம்ல தான் அது இருக்கும் இந்த ரூம்லயே சில கோணங்கள்ல எல்லாம் உங்களுக்கு வந்து இருட்டு இருக்கா இல்லையா இந்த லைட் ஓகே இந்த லைட்ல இந்த it can only illuminate this particular confinement of space இதை தாண்டி வெளியில போனோம்னா அதை இல்யூமினேட் பண்றதுக்கு அதுக்கு சக்தி கிடையாது இல்லையோ தீபப்பிரபா லுப்பியத்தே வேற இடத்துல அந்யஸ்மின் தேசே ஆனா அந்த தீபப்பிரபையை போல இந்த ஆத்மாவுக்கு லோபம் கிடையாது ஏன் ரீசனிங் என்ன சர்வகதத்வாது எல்லா இடத்துலயும் இருக்கிறதுனால காலத்தகா ந லுப்பியதே ஏன் எப்படி அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்கிறார் வித்யுத் வித்யுத் வந்து எப்படின்னா வித்யுத்தகா இவ நீ காலத்தகா ந லுப்பியதே நித்தியத்துவாது இப்ப வித்யுத் வந்து வித்யுத்துங்கிறது லைட்னிங் லைட்னிங்குக்கு வந்து தேசம் கன்ஃபைன்மெண்ட் கிடையாது இப்போ ஒரு இடத்துல லைட்னிங் வந்திருக்குன்னு பாக்குறோம் இடி மழை எல்லாம் இருக்கு இடி மழை இருக்கும் பொழுது அந்த இடத்துல இடிக்கும் பொழுது உங்களுக்கு லைட்னிங் வருது இப்போ ஒரு இடத்துல நம்ம வந்து அந்த மின்னலை பார்த்துட்டோம்னா இதே இடத்துலதான் வரப்போறதுன்னு நம்ம கன்ஃபைன் பண்ண முடியுமோ அத இல்லையே இன்னொரு இடத்துல வரலாமே ஆனா எந்த டைம்ங்கிறத நம்ம வந்து சொல்ல முடியும் இந்த இடி இடிக்கும் பொழுதுதான் அந்த மின்னலுங்கிறது வரப்போறது அதனால it is confined by time மழை ஆரம்பிச்சுடுத்துனாலோ அல்லது மழை காலம் நின்றுடுத்துனாலோ சம்மர் வந்துடுத்துனாலே உங்களுக்கு வந்து அந்த மின்னல் வரப்போறது இல்லை it is confined by time ஆனா it is not confined by தேசம் ஏன்னா திடீர்னு இங்க மின்ன மின்னறதேன்னுட்டு இன்னொரு இடத்துலதான் மின்னுவது அதே இடத்துல ரெண்டு தடவை மின்ன போறது இல்லை அதனால இங்க பகவானுக்கு எப்படி இருக்குன்னா அதாவது ஜீவனுடைய ஆத்மஸ்வரூபத்துக்கு எப்படி இருக்குன்னா நித்தியம் அதனால காலத்தினால டிஃபைன்டு கிடையாது திருக்கால அபாத்தியத்துவம் ஏன்னா நஜாயத்தே மிரியதேவா கதாச்சிது நாயம் பூத்வா பவிதாவா ந பூயா அஜோ நித்திய சாஸ்வதோயம் புராணோ ந ஹன்யதே ஹன்யமானே ஷரீரே இந்த ஷரீரம் ஹன்யதே ஆனா அவன் ந ஹன்யதே அந்த ஆத்மஸ்வரூபம் ந ஹன்யதே நித்தியத்துவாது அதே அவஸ்தாத்தகான்னு எடுக்கும் பொழுது ஸ்மிருதி வந்து அவிக்கிரியத்துவாது விக்ரியா அவஸ்தானா அவனுடைய எந்த ஒரு ஃபார்ம்ல இருக்கோ அதே ஃபார்ம்ல ஆத்மஸ்வரூபம்ங்கிறது இருந்துட்டே இருக்கு அரூபம்னா ரூபம் இல்லாத ஒரு தன்மைங்கிறது ரூபம் இல்லாத ஒரு தன்மையோட இருந்துட்டே இருக்கு அந்த ரூபம் இல்லாத தன்மைக்கு உங்களுக்கு வந்து விகாரம்ங்கிறது கிடையவே கிடையாது ஏன் விகா எது போல அப்படின்னா ஸ்மிருதிய போலங்கிற மெமரி நம்ம லைஃப் டைத்துல நம்ம அனுபவிக்க கூடியது அந்த ஒரு மெமரிங்கிறது ரொம்ப நேத்திக்கு பார்த்தது நேத்திக்கு நினைச்சுன்றது அதையே நம்ம இன்னைக்கு வந்து நம்மளோட memory can distort that image that we saw yesterday each one looks at it in different way and has impressions in very different way அதனால ஸ்மிருதிங்கிறதுக்கு விகாரம்ங்கிறது இருக்கு ஒரே இன்சிடென்ட் நீங்க யோசிச்சு பாருங்க பத்து வருஷம் முன்னாடி நடந்தது the husband will have a different version the wife will have a different version the child will have a different version அதுதான் அந்த ஸ்மிருதியினுடைய எஃபெக்ட் விகாரியத்தே விகாரம் அடைகிறது அது அந்த ஒரே இன்சிடென்ட் அதனுடைய அவஸ்தா மாறுறது உங்களுக்கு ஆத்மஸ்வரூபத்துக்கு அப்படி இல்லை என்ன சம்ஸ்காரங்கள்லாம் வர்றது அந்த ஆத்மா இந்த ஆத்மா போல இல்லையேன்னு சொன்னோம்னா எல்லாமே அந்த அந்த பதினேழு பதார்த்தங்கள்ல இருந்துடுறது சூக்ம சரீரத்துல இருக்கு அவித்தியனுடைய ஒரு எஃபெக்ட்னால தானே இருக்கு ஸ்வதகா ஸ்வதகாங்கும் பொழுது தானாகவே ஸ்வப்னவது சத்தியத்துவாதுங்கிறது இது ஸ்வப்னத்துல வந்து கால் விளங்காதவன் நடந்து ஓடுற மாதிரி நினைக்கலாம் அப்படியே எப்ப பார்த்தாலும் வந்து ஓடிண்டே இருக்கிறவன் நகரவே முடியாத மாதிரி நினைக்கலாம் வயசானவன் இளமையா வந்து சுத்துற மாதிரி நினைக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் அது பொய் அது சொப்பனம் அங்க உங்களுக்கு மாறுதல் இருக்கு இங்க ஆத்மஸ்வரூபம் வந்து நித்தியம் பரமார்த்த சத்தியம்ங்கிறதுனால உங்களுக்கு அந்த சொப்னம் போல தனக்குள்ளேயே மாறுதல்கள்ங்கிறது ஏற்பட போறது இல்லை உண்மையான ஸ்வரூபம்ங்கிறதுனால அடுத்தது அந்நதா கட்டாதிபத்து ஒரு கட்டம் இன்னொரு கட்டத்தை போல டிஃப்ரெண்ட் இல்ல இல்ல கட்டம் வந்து பட்டத்தை காட்டிலும் வேறுபட்டது ஒரு பானை புஸ்தகத்தை காட்டிலும் வேறுபட்டதுன்னு சொல்றதுக்கு இங்க இன்னொரு ஆப்ஜெக்ட் இல்லாததுனால அத்விதீயத்துவாது உங்களுக்கு அந்நதா பேதா oh this is a better ஆத்மா அப்படின்னு நம்மளால வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்ல முடியாது ஆத்மாங்கிறது ஆத்மஸ்வரூபம்ங்கிறது ஒண்ணுதான் அவரவருடைய அவித்யாக்கு ஏத்தா மாதிரி அவரவருடைய சம்ஸ்காரங்களுக்கு ஏத்தா மாதிரி இது நல்ல ஆத்மாங்கிறோம் ஆனா அந்த இடத்துல நம்ம சோலை சொல்லல சித்தவர்த்திகளை தான் நம்ம வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்றோம் கேரக்டரை சொல்றோம் அந்த character has nothing to do with the ஆத்மஸ்வரூபம் அதனால லுப்பியத்தை ஏவம் ஏதைஹி எஸ்ய ஆத்மனஹா போதா ந லுப்பியதே பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் బాల్యాదిష్వపి జాగ్రత్తాదిషు తథా సర్వాస్వస్థాస్వపి வியாவிருத்தாசு அனுவர்த்தமானம் అహం ఇది అంతఃస్ఫురంతం சதா தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் எக்ஸாம்பிள் பால்யமா இருக்கட்டும் ஜாகிரத் சுஷுப்தி சொப்னமா இருக்கட்டும் எந்த அவஸ்தையா இருக்கட்டும் அது எல்லாத்துலயுமே அந்த அகம் அகம்ங்கிற ஒரு பிரதீதி வந்துட்டே இருக்கா இல்லையா அந்த அகம் பிரதீதிங்கிறது அவித்ய கலக்காமல் இருக்கணும் சுவாத்மானம் பிரகடீகரோதி பஜதாம் யோமுத்ரையா பத்ரையா தட்சிணாமூர்த்திக்கு சொல்றோம் அந்த ஜீவனுடைய ஆத்மஸ்வரூபத்துக்கு தான் அந்த பால்யாதிஷ்வபி ஜாகிரதாதிஷு அப்படின்னு வருது ஏவம் ஏதைஹி எஸ் அபோதா ந லுப்பியதே சஹ கதம் அஜயா யுஜ்யேத அஜாங்கிறது இந்த இடத்துல அவித்யாங்கிறத வச்சுட்டு தான் சொல்றாரே தவிர மாயாங்கிறத சொல்லல ஏன்னா மாயைங்கிறது சிருஷ்டி ஸ்திதி லயம் அதுக்கு உபயோகப்பட்டு விடுறது அது ஈஸ்வரனுடைய மாயையா இருது அதே மாயை தான் இங்க வந்து அவித்யான ஜீவனிடத்துல இருக்கும் பொழுது இப்படி ஜீவனுடைய உண்மையான ஸ்வரூபத்தை நம்ம வந்து சொல்லும் பொழுது அப்படி ஒரு ஞானஸ்வரூபமாக நம்ம சொல்லும் பொழுது எப்படி இந்த மாயையோட ஒட்டுறது சரிப்பட்டு வரலையே தேசத்தா காலத்தோ யோ அசௌ அவஸ்தாத்தா ஸ்வதக அந்நதக அவிலுப்த அவபோதாத்மா சஹ யுஜ்யேத அஜயா கதம் கதம் யுஜ்யேத பகவான் ஏகா ஏவ ஏஷா சர்வக்ஷேத்ரேஷு அவஸ்திதா அமுஷ்ய துர்பகத்வம் வா கிளேஷோ வா கர்மபிஹி குதா ஏதஸ்மின் மே மனோ வித்வன் கித்தியதே அஜான சங்கடே தன்னஹா பராணுத விபோ கஷ்மலம் மானசம் மகத் அர்ஜுனனுக்கு வந்த மாதிரி குதஸ்துவா கஷ்மலம் இதம் அப்படின்னு பகவான் கேட்கிறார் இல்லையோ அதே அந்த கஷ்மலம்ங்கிற வார்த்தையை இங்க யூஸ் பண்ணிக்கிறார் விதுரர் தனக்கு இந்த இந்த மாதிரி ஒரு ஒரு டவுட் மைண்ட்ல இருக்கு எனக்கு ஒரு என்னது இந்த மலம் உட்காந்துருக்கு மனோ மனோ மலம்ங்கிறது தான் வந்து சைவாகமத்திலயும் உங்களுக்கு வந்து மும்மலங்கள்ங்கிறத வந்து ரொம்ப வசத்தியா சொல்றது அதுதான் அந்த மனசுல இருக்கக்கூடிய மலங்களை போக்கணும் இது சந்தேகம்ங்கிற ஒரு டவுட் வருது என்ன டவுட் இப்போ அடுத்த டவுட் பகவான் ஏகா ஏவ ஏஷா சர்வக்ஷேத்ரேஷு ச அவஸ்திதா அமுஷ்ய துர்பகத்துவம் வா கிளேஷா வா கர்மபிகி குதா பகவான் தானே உள்ள உட்கார்ந்துட்டு இருக்காரு எல்லா சர்வக்ஷேத்ரேஷு க்ஷேத்திரம்னா சரீரம் எல்லா க்ஷேத்திரத்திலையும் வேற எல்லா சரீரத்துல வேற போக்தாங்கிறது வஸ்துதா பகவான் தானே சித்ரூபமாக அவர் தானே இருக்கார் அந்தர்யாமியா இருக்கார் நீங்க வந்து விஷ்ட இந்த இந்த ஸ்லோகம் உங்களுக்கு விஷ்ட அத்வைத்தத்துக்கும் ஃபிட் ஆகும் அத்வைத்தத்துக்கும் எதுவா இருந்தாலும் வச்சுக்கோங்க பகவான் தானே உங்களுக்கு உள்ளுக்குள்ள உட்கார்ந்து இருக்கார் பகவான் ஏகா ஏவ ஏஷகா ஏவ பகவான் சர்வக்ஷேத்ரேஷு எல்லா சரீரங்களிலும் அவஸ்திதா அந்தர்யாமிதையா அவஸ்திதா சன்னு என்ன ஆயிடுத்து துர்பகத்துவம் கிளேசா கர்மபிஹிவா அமுஷ்ய குதா அமுஷ்ய இந்த ஜீவனுக்கு எவ்வாறு துர்பகத்துவம் ஆனந்தம் இல்லைங்கிறது எப்படி ஆனந்த ஸ்வரூபமாக நினைக்கிறோம் ஆனந்தம் தான் இந்த ஆத்மஸ்வரூபம்ங்கிறோம் இதுல வேற பகவான் தான் அந்த ஆத்மஸ்வரூபம்னு வேற சொல்லிடுறோம் ஆனா இருக்கும்போது நித்தம் கருத்தால எழுந்ததுல இருந்து துக்கம் இன்னைக்கு ஏன் நமக்கு இந்த பிரச்சனைகள் இன்னைக்கு ஏன் கை வலிக்கிறது கால் வலிக்கிறது படுக்கும் பொழுது கூட அப்பா முடியலையே இப்படி துக்கத்திலேயே உழண்டு இருக்கோம் கருத்தால நித்தம் சன்ரைஸ் டு சன்செட் இல்லையா அது எப்படி ஆனந்த ஸ்வரூபமாக இருக்க வேண்டியது ஏன் இந்த கர்மான்னு ஒண்ணுத்த சொல்லி அவரே இதை சொல்லிடுறார் கர்மாங்கிறதுனாலதான் இந்த கிளேஷகா துக்கம்ங்கிறது இருக்கு துர்பகம்னா மிஸ்ஃபார்ச்சூன் துர்பகத்துவம்னா சுபகம்னா குட் ஃபார்ச்சூன் துர்பகம்ங்கிறது மிஸ்ஃபார்ச்சூன் ஆனந்த ஸ்வரூபமாக இருக்க வேண்டிய இந்த ஜீவனுக்கு இப்படி ஒரு மிஸ்ஃபார்ச்சூன் ஏன்னு கேக்குறேன் அமுஷ்ய அமுஷ்ய அதசப்தத்தினுடைய புல்லிங்கம் இது ஷஷ்டி விபக்தி இந்த ஜீவசிய இத்தியர்த்தா ஜீவசிய jivasya ஆனந்தாதி anandadi bhamshaha karmabihi kutaha kleshahava. Either கர்ம கர்மாக்கள்னால கர்மாங்கிறத ஒரு ஹேத்துவா வச்சுண்டு நம்ம என்ன சொல்றோம் அவனுக்கு நிஸ்வார்ச்சம்னுங்கிறோம் நன் நான் ஜம்மன் இருக்கேன்னு சொல்றவன் கூட எங்கேயோ ஒரு இடத்துல ஐயோ இது சரியில்லையே எத்தனை எத்தனை இருந்தாலும் பத்தலைங்கிற ஒரு ஒரு ஆட்டிடியூடு இருந்துட்டு தான் இருக்கு மனுஷாளுக்கு யாருமே வந்து எழுந்ததுல இருந்து I am happy I am satisfied I don't need to do anything அப்படின்னு சொல்றது இல்லை ஏன் நியாயமான கேள்வி தானே பகவானும் உள்ள உட்கார்ந்துட்டு இருக்காரு எல்லா சர்வ கஷேத்ரேஷு அவஸ்திதாங்கிறோம் கிஞ்ச பிரம்மரூபத்வாதேவ ஜீவசிய சம்சாரோ அப்படி ந வித்தியதே இத்தி அதிக்ஷிபதி ஜீவனுடைய உண்மையான ஸ்வரூபம் ஆத்மா ஆத்மா இஸ் ஈக்வல் டு பிரம்மன்னு சொல்லிட்டோம்னா இந்த சம்சாரம் அவனுக்கு கிடையாதோ இல்லையோன்னு ஆரம்பிக்கிறார் விதுரர் எப்படி அவனுக்கு சம்சாரம்ங்கிறது ஏற்பட்டது சர்வக்ஷேத்ரேஷு அவஸ்திதா போக்தா அபி இதை எல்லாத்தையும் அனுபவிக்கிறவரும் யாருன்னா வஸ்துதா பகவானேவ பகவான் தானே ஏன் சித்ரூபத்தேன தத் வதிரேக அபாவாது ரெண்டுமே சித் ஸ்வரூபம்னு எடுத்துட்டோம்னா ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இல்லையோ இல்லையோ எப்படி ஏவம் சதி இவ்வாறு இருக்கும் பொழுது அமுஷ்ய ஜீவசிய துர்பகத்துவம் ஆனந்தாதி பிரம்சா ஆனந்தம்ங்கிற ஒரு ஸ்டேட்ல இருந்து பிரம்சகா விலகுகிறான் அதுதான் துர்பகம்ங்கிறது அதுதான் மிஸ்பார்ச்சூனுங்கிறது இங்க என்ன ஸ்வதகா ஆனந்தமாக இருக்கக்கூடிய சச்சிதானந்த ரூபாயங்கிறோம் இல்லையா அந்த சச்சிதானந்த ஸ்வரூபமாக இருக்கும் ஆத்மா ஆனந்தத்திலிருந்து விலகி இருக்குன்னா that is the greatest mis misfortune in life எப்படி ஏற்படுறது கர்மபிகி ஹேதுபூதைகி கிளேஷகாவா இது கஷ்டமா இருக்கு அங்க வலிக்கிறதுங்கிறோம் இங்க இந்த சரியா இல்லைங்கிறோம் ஏன் வை இஸ் தட் ஏதஸ்மின் மே மனோஹே வித்வன்னு எனக்கு இதுலதான் சந்தேகம் வருதுங்கிறார் கர்ம சம்பந்த அபாவாத்துங்கிறார் எதுக்குன்னா ஜீவனுக்கு கர்மாவோட ஒட்டுறது இல்லையோ இல்லையோ நசலிப்பியத்தேங்கிறோமோ இல்லையோ அப்படின்னா ஒட்டுவது இல்லைன்னு சொல்லும் பொழுது அதனால் உண்டாகுகின்ற கஷ்டங்கள் எப்படி அனுபவிக்கிறான் இதெல்லாம் வந்து ஒரு ஒரு மாத்திரத்துல அதை தட்டி எரிஞ்சுடலாம் ஆனா it's a genuine question in many people because you are trying to theorise certain things and அதை நம்ம வந்து நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை விளக்குறதுக்கு இந்த கேள்விகள் அவசியம் ஹே ஆஹ் சாரி அந்நதா ஈஸ்வரஸ்யாபி தத் பிரசங்கா சாத்துங்கிறார் எதுக்கு அந்த டிஃபரன்ஸை கேட்கிறாரு எப்படின்னா கர்மாக்கள்னால துர்பகத்துவம் தானே நீ சொல்ற ஏன்னா இல்லைன்னா ஈஸ்வரனுக்கும் வந்து ஒரு கஷ்டம் இருக்கு மிஸ்ஃபார்ச்சூன் இருக்கு கஷ்டம் கிளேஷகா இருக்கு அப்படிங்கிறது வந்துருமோ இல்லையோ அப்படிங்கறதுனால விதுரர் வந்து வெரி கிளவர் பர்சன் அவருக்கு தெரியாதுங்கிறது கிடையாது கர்மவிகி கர்மாவ ஹேத்துவாக வைத்துக் கொண்டிருக்கும் சில கஷ்டங்கள் ஏன் ஏற்படுறது எவ்வாறு ஏற்படுகிறது ஜீவனுக்கு ஏதஸ்மின் இந்த விஷயத்தில் எனக்கு மே மனஹா அஜ்ஞான சங்கடே ஏதஸ்மின்னு கித்தியதே இந்த அஜ்ஞான சங்கடம் அஜானம் எனும் ஒரு சங்கடம் துர்க்கம் ஒரு ஒரு பெரிய டிஃபிகல்ட் ஃபோர்ட்ரஸ் மாதிரி இருக்கு இந்த அஜ்ஞானம்ங்கிறது எப்படி இருக்குன்னா ஞானஸ்வரூபமாக இருக்கக்கூடிய ஆத்மாவை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு பெரிய கோட்டை மாதிரி அது வந்து காத்துன்னு இருக்கு உள்ள போக முடியாதபடிக்கு நம்ம ஆனந்தத்தை அனுபவிக்க முடியாதபடிக்கு இந்த அஜ்ஞானம்ங்கிறது ஒரு கோட்டையாட்டம் உட்கார்ந்துட்டு இருக்கு சோ மே மனகா என்னுடைய மனதானது விதுரர் மைத்ரேயர்கிட்ட சொல்றார் ஹே வித்வன்னு மே மனஹா என் மனசு அஜான சங்கடே ஏதஸ்மின்னு கித்தியதே இந்த அஜானம் எனும் ஒரு கோட்டையில் இந்த என் மனதானது கித்தியதே கஷ்டப்படுகிறது துக்காயத்தை தத்து தஸ்மாத் அதனால் மானசம் கஷ்மலம் மகத்து மானசம் கஷ்மலம் ஹே விபோ பராணுத பராணுதன விளக்கு என்னுடைய மனதை சேர்ந்ததான இந்த மகத் கஷ்மலம் இந்த மோகத்தை கஷ்மலம்ங்கிறது அழுக்கு மும்மலங்கள்னு நம்ம ஆகமங்கள்ல சொல்லக்கூடிய அந்த மலம் அல்லது மோகம்னு எடுத்துக்கிறோம் இந்த மோகத்தை பராணுத விளக்குங்கள் அப்படின்னு மைத்ரேயர்கிட்ட கேட்டுக்கிறார் ஏதஸ்மின் மே மனோ வித்வன் கித்தியதே அஜான சங்கடே தன் நகா அஹ் கஷ்மலம் நகா எங்களுடைய அல்லது என்னுடைய மகத்து மானசம் கஷ்மலம் என்னுடைய ரொம்ப இந்த மனசுல இருக்கக்கூடிய இந்த கஷ்டத்தை போக்குங்கள் அப்படிங்கிறார் ஆமா ஆணவம் கர்மம் மாயைங்கிறது தான் உங்களுக்கு மும்மலங்கள் ஓகே ஸ்ரீ சுக உவாச்ச சுகர் வந்து உங்களுக்கு இது பண்றார் ச இத்தம் சோதித்தா க்ஷத்ரா தத்துவ ஜிக்யாசுனா முனிஹி பிரத்யாக பகவத் சித்தா ஸ்மயன்னிவ கதஸ்மயா ஒரு அழகா நடுவுல ஒரு காவிய இதை கொடுத்துருவாரு ஃப்ளேவரை கொடுத்துருவாரு இந்த பாகவதத்துல இத்தம் இத்தம் இவ்வாறு க்ஷத்ரா விதுரரினால் சோதிதா பிரேரிதா ஒரு அல்லது ஆக்ஷிப்தகா ஆக்ஷிப்தகான கேள்வி கேட்கப்பட்டவராக முனிகி முனிவர் மைத்ரேயர் அந்த க்ஷத்ராங்கிறது விதுரருக்கு என்ன அப்ஜெக்டிவ் இங்கன்னா தத்துவ ஜிக்யாசுனா க்ஷத்ரா சும்மா உங்களுக்கு தான் தெரியுமே போல அப்படி இல்ல தத்துவ ஜிக்யாசுனா தத்துவத்தை பற்றி அறிய விரும்புகின்றவரான விதுரர் அவருக்கு வந்து தெரியும் தெரியாது தெரிஞ்சாலும் இவர் என்ன சொல்றார் கேட்கலாமா இந்த மாதிரி உள்ளர்த்தங்கள்லாம் அவருக்கு கிடையாது தத்துவத்தை பத்தி நிஜமாவே புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுகின்றவர் சாட்சாத் யமனுடைய ஒரு அவதாரமாக இருந்தாலும் இந்த இதுல எல்லாருக்கும் தெரியணும் அண்ட் அது மாத்திரம் இல்லை பகவான் சொன்ன உபதேசம் தனக்கு கிட்டணுமேங்கிறதுக்காக அவர் கேட்டுக்கிறார் வேற விதமா சொல்லியிருந்தாருன்னா ஒருவேளை பகவான் அந்த ஒரு ஆஸ்பெக்ட நம்ம எடுத்துக்கலாமோ இல்லையோ அப்படின்னு விதுரருக்கு அங்க ஒரு ஆசை அதனால தத்துவ ஜிக்யாசுனா தத்துவத்தை பற்றி அறிய ஞாத்தும் இச்சா ஞாத்தும் இச்சுகும் ஜிக்யாசுகு சோ தத்துவ ஜிக்னாசுனா க்ஷத்ரா தத்துவத்தை பற்றி அறிய ஆசைப்படுகின்றவரான க்ஷத்ரா விதுரரால் இத்தம் இவ்வாறு சோதிதா கேட்கப்பட்டவரான முனிகி விதுரர் பகவச்சித்தா சித்தகா கதஸ்மயா சன்னபி ஸ்மயன்னிவ பிரத்யாக அன்வயம் அப்படி பகவத் சித்தகான பகவதி சித்தம் எஸ் எஸ் சகா பகவானிடத்துல மனதை செலுத்தினவராக இருக்கும் மைத்ரேயர் பகவத் தரிசனம் கிடைச்சது பகவானுடைய அந்திம அந்த சிருஷ்டி முழுக்க இருக்கக்கூடிய அந்த உபதேசம் கிடைச்சார் அதனால பகவத் பக்தியோட இருக்கக்கூடிய மைத்ரேயர் பகவத் சித்தகா முனிகி கதஸ்மயா எந்த ஒரு இதுவும் இல்லாமல் வஸ்துதா கதஸ்மயா இந்த இடத்துல வந்து ஸ்மயன் இவனா பிரௌடிம் ஆவிஷ்குருவன்னு இவன் அர்த்தம் ஸ்மயம்னா நான் தான் ஒரு ஒரு ஆஸ் இஃப் சுப்பீரியர் ஆட்டிடியூட்னு அர்த்தம் ஸ்மயஹானா இந்த இடத்துல ஸ்மயஹா கேன் மீன் கர்வம்னு அர்த்தம் வாஸ்துவமாக கதஸ்மயா கர்வம் இல்லாதவராக கர்வம் அற்றவராக ஸ்மயன் இவ கர்வம் வந்தவர் போல் காண்பித்து கொண்டு ஒண்ணும் இல்ல கர்வம்னு எடுத்துக்கூடாது அந்த இடத்துல மோர் லைக் பிரைடு ஆஹா என்கிட்ட என்னமா கேள்வி கேட்டிருக்கான் நான் அந்த கேள்விகளுக்கெல்லாம் நான் வந்து பதில் சொல்லணுமே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு போர்ட்ரே பண்றேன் it's more like I I like the questions that he has asked அதனால it is an opportunity for me to answer அப்படி நினைக்கிறார் அவர் சோ ஸ்மயன் இவ அசிஃப் தனக்கு வந்து ஒரு சுப்பீரியாரிட்டி வந்த மாதிரி ஆனா வாஸ்தவத்துல கதஸ்மயா எந்த ஒரு எள்ளளவும் அவருக்கு வந்து ஒரு கர்வம் கிடையாது அப்பேற்பட்ட மைத்ரேயர் பதில் சொல்றார் பிரத்யாக மைத்ரேய உவாச்ச சேயம் பகவதோ மாயா என் நயேன விருத்தியதே ஈஸ்வரஸ்ய விமுக்தசிய கார்பண்யம் உத பந்தனம் ஒரே வரி எந்த மாயையோட எப்படி சம்பந்தப்படுறாருன்னு கேட்டியோ அந்த மாயை தான் நமக்கு வந்து எல்லாத்துக்கும் காரணம்ங்கிறத சொல்ற பகவானுடைய ஒரு அச்சிந்திய சக்தி இருக்கக்கூடியது இந்த மாயா அந்த சா இயம் பகவதா பகவதா அச்சிந்திய சக்தேகே ஈஸ்வரஸ்ய சா இயம் மாயா எது நயேன விருத்தியதே நயேன நம்ம லாஜிக்கு ஒட்டி வரலன்னு நம்ம சொல்றோமே இந்த மாயா அந்த மாயையினாலதான் விமுக்தனாக இருக்கக்கூடிய முக்தியுட ஈஸ்வரஸ்ய விமுக்தஸ்ய அபி ஜீவசிய ஒரு பந்தனம் கார்பண்யம்ங்கிறது இருக்கு எந்த மாயையோட தட் இஸ் நயன விருத்தியத்தைங்கிறச்சு நயம்னா லாஜிக் தர்க்கம் தர்க்கத்துக்கு விருத்தமாக இருக்கக்கூடியதுன்னு எந்த ஒரு பகவானுடைய மாயைய பத்தி சொன்னியோ அந்த மாயையினாலதான் எது அது தர்க்க விரோதமேவ அனுபதத்தி கரெக்டு தான் அது என்ன பண்றது இப்போன்னா விமுக்திய நித்திய முக்தனாக இருக்கக்கூடிய ஜீவன் ஜீவனுடைய ஆத்மா நித்திய முக்தம் எப்பொழுதுமே ever liberated Eswaran is always in control ஈஷா சஹா அந்த கண்ட்ரோலை நம்ம திரும்பி வாங்கிக்கணும் இந்த மாயையை வந்து மோகிக்க வைக்க கூடாது மாயையை நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கணும் சாதாரண விஷயங்கள் கூட money should not determine us we determine whether whether we this this or not not every e, object சாப்பாடா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும் நம்ம கண்ட்ரோல்ல பண்ண முடியும்னு நம்ம காமிக்க முடியறோமோ இல்லையோ இன்னைக்கு வந்து ஒருவேளை சாப்பிடல நாளைக்கு வந்து சாப்பிடுறோம் எக்ஸ்ட்ரா ஒரு வேளை சாப்பிடுறோம் அதுவே நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும் பொழுது slowly we can expand that control to other areas also if we can have control over our own body over our own thoughts ஒரு ஒரு சின்ன குறிப்பிட்ட குறுகிய ஒரு விஷயங்கள்ல நம்மளே நம்ம வந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணி யோசிச்சு பார்த்தோம்னா சில சில விஷயங்கள்ல இருக்கக்கூடிய கண்ட்ரோலை நம்ம ஸ்லோவா எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும் வாய்ப்புகள் இருக்கு சின்ன வயசுல நம்மளால வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாத யோசிச்சு பாருங்க ரெண்டு வயசுலயும் மூணு வயசுலயும் வீல் வீல்னு கத்தரிச்சே பசிக்கிறதுன்னு நினைச்சிட்டு அம்மா குழந்தைய குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்குறான் கேட்ட நேரத்துல பசிச்ச நேரத்துல சாப்பாடு வந்துன்றது இருந்தது அதுவே போக போக போக போக விளையாட்டு புத்தி சாப்பிட மாட்டோம் அந்த இடத்துல நமக்கு கண்ட்ரோல் இருக்கா இல்லையா நம்மள அறியாத இருக்கக்கூடிய கண்ட்ரோல் ஒரு வயசு ஆகரிச்சே ஒரு விரதம் மேற்கொள்ளணுங்கிறோம் அது அறிஞ்சு வர கண்ட்ரோல் அப்படி நம்ம வந்து we can see our own transformation over a few years அப்படி இருக்கும் பொழுது அந்த அந்த கண்ட்ரோலை ஸ்லோவா வி ஸ்டார்ட் எக்ஸ்பேண்டிங் அது வந்து we can exercise control over many things in our life அப்படி பார்க்க முடியும் அப்போதான் ஈஸ்வரங்கிற ஒரு கான்செப்ட் நம்மளால புரிஞ்சுக்க முடியும் ஜீவன்ங்கிறவன் ஈஸ்வரஸ்ய விமுக்தசிய அப்படி பந்தனம் கார்பண்யம்ங்கிற பந்தனம்ங்கிறச்சே அவித்தியினால கட்டுப்படுவது அப்படிங்கிறது அந்த மாயையினாலதான் இது விரோதம் தான் it is true what you are saying is ரைட்னு மைத்ரேயர் வந்து விதுரர் சொன்னதை பண்றாரு பண்றாருங்க கார்பண்யம் சார் கார்பண்யம்ங்கிறது லெவல்ஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு சிம்பிள் லெவல் தைன்யம் வெரி பிட்டியபிள் ஸ்டேட் கிருபணதா அப்படிங்கிறோம் ஐயோ நான் பாவம் அப்படின்னு ஒரு செல்ஃப் பிட்டி சொல்றோமோ இல்லையோ அதுக்கு கார்பண்யம்னு பேரு நம்ம கார்பண்ய தோஷோபகத சொல்லும் சொல்லும்போது கார்பண்யம் இஸ் நாட் ஜஸ்ட் தைன்யம் இட் இஸ் ஆக்சுவலி ஏன் அந்த தைன்யம் வருதுன்னு நம்ம சோர்ஸுக்கு போனோம்னா அதுக்கு கார்பண்யம்னு பேரு என்ன ஸ்வரூப ஜான திரோபாவகா தன்னுடைய ஸ்வஸ்வரூபம் என்னங்கிறது தெரியாமல் அனாத்ம அத்தியாசம் பண்ணிக்கிறோம் ஆத்மஸ்வரூபமாக இல்லாத விஷயங்கள் எல்லாத்தையும் அந்த ஆத்மஸ்வரூபத்துல போய் நான் கஷ்டப்படுறேன் நான் தவிக்கிறேன் என் மக்களுக்கு பிரச்சனை வருது அப்படின்னு நம்ம வந்து ஆரோபம் பண்ணி பாக்குறோம் பாருங்க அத்தியாசம் பண்றோமே அதுக்கு கார்பண்யம்னு பேரு ஈஸ்வரன் தான் நம்மளும் ஈஸ்வரங்கிற அந்த அதாவது பகவானுங்கிற அர்த்தத்துல இல்ல கண்ட்ரோலருங்கிற அர்த்தத்துல சொல்லணும் இங்க ஈஸ்வரன் இந்த இந்த ஜீவனுடைய ஜீவனுக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபம்ங்கிறது இட் இஸ் அ கண்ட்ரோலர் அதுதான் விமுக்த எவர் லிபரேட்டட் எப்பொழுதுமே ஒரு முக்தியுடன் கூடினது ஆனால் பந்தனம் கார்பண்யம்ங்கிறது எப்படி ஏற்படுறதுன்னா இந்த இந்த மாயைங்கிறது இருக்கே அதனால உண்டாருது சேயம் பகவதோ மாயா என் நயேன விருத்தியதே ஈஸ்வரஸ்ய விமுக்தஸ்ய கார்பண்யம் உத பந்தனம் அகீஷா எஸ்ய வதனே லக்ஷ்மி ரஸ்ய ச வக்ஷசி எஸ்யாஸ்து ஹிருதயே சம்பித் தம் ரசிம்ஹம் அஹம் பஜி இந்த வேர்டு ப்ரௌடி ப்ரௌடி மாவிஷ் மாவிஷ் குர்வன் அந்த ப்ரௌடிங்கிற வேர்டு ஆரம்பிக்க அந்த ப்ரௌடிங்கிறது வந்து is it similar to the English word proud ஆம் சொல்லலாம் it it seems to be picked up quite uh, ஆமா <laughs> அப்படியே ஒரே மாதிரி இருக்கு லிட்டரலா லிஃப்டட் ஃப்ரம் இட் அப்படிதான் தோன்றது ஓகே நைஸ் பிரௌடி பாவம் பிரௌடி பாவம்னா தன்னை வந்து ஒசத்தியா சொல்லிக்கிறது thinking high of oneself அர்த்தம் அதே மாதிரி இந்த ரூடி ரூடிங்கிற வேர்டும் யூஸ் பண்றான் the picked up ma'am there so many words like anyway okay சரி ஒண்ணு ஒண்ணு ஞாபகத்துல வந்தது மாயாங்கிற வேர்டு புரிஞ்சுக்கணும்னாக்கா எக்ஸாம்பிள் இன் பிசிக்ஸ் பிசிக்ஸ் வந்து பிசிக்ஸ்ல light of light is with in of both corpuscular model and wave model how they that do behaviour Science mm. cannot explain. They have to invoke invoke that uh, idea in order to explain uh, its functions, photoelectric hmm. effect, mm. and uh, uh, diffraction and uh, things of things of that nature. நிஜமாவே அப்படிதான் அது கரெக்ட் <laughs> நான் எனக்கு ஒரு சந்தேகம் நான் ஒரு தடவை ப்ரௌடான்றத மெச்சூர் அப்படின்ற அர்த்தத்துல படிச்சா போல ஞாபகம் இருக்கு எப்படின்னா அதாவது நாயிகா பேதங்கள்ல பார்த்தோம்னா பிரௌட வயசுன்னு சொல்றோம் கரெக்ட் தான் நாயிகா பேதங்கள்ல பார்க்கும்பொழுது முக்தா நாயிகா மத்தியா நாயிகா பிரௌடா நாயிகான்னு சொல்லுவோம் மெச்சியோருங்கிற அர்த்தத்துல யூஸ் பண்றாங்க கான்டெக்சுவலி நம்ம வந்து அந்தந்த இடத்துல புரிஞ்சுக்கணும் இல்ல அதாவது பிரௌடானா மெச்சியோருங்கிற அர்த்தம் மெச்சியோர் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு ஆமா நாயிகா பேதங்கள்ல பாக்குறச்சு நமக்கு வந்து ப்ரௌடான் ப்ரௌடா நாயிகான she's mature very mature heroine அர்த்தம் முக்தானா வெரி இன்னசென்ட் அப்படின்னு அர்த்தம் Yeah, uh, pride pride can be good good pride as well as bad pride. Yeah, definitely. So. Thank so, you. Good time. Oh, okay. Thank you very much.